வணக்கம் நிஃப்டியில் டுவெல் தௌசண்ட் புட் ஆப்ஷன் பத்து லாட் பை பண்ணோம் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்க மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் channel name NSC commodity trader இன்றைக்கி நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஜென்ரேட்டர் மாதிரி இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் மாதிரி இது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும் ஓகேங்களா இப்போ பை பண்ணணும்னா க்ரீன் கலர் செல் பண்ணணும்னா ரெட் கலர் என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம் டார்கெட்ஸ் என்னென்னு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அதுவே உங்களுக்கு ஃபீட் பண்ணும் நீங்கள் ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் லைவ் கால்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் Nifty after so many days Nifty இன்னைக்கு ட்ரேட் பண்ணோம் நிஃப்டி நல்லா அப்சர்வ் பண்ணோம் ரொம்ப நாளாக தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது six hundred five hundred six hundred five hundred அந்த மாதிரி பீக்கில் ஒரு டூ த்ரீ டேஸாக பயங்கர trade market continues rising positive trend எல்லாம் ஓகே பட் ஒரு நாள் இறங்குன்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன டேர்னிங்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் பண்ணோம் நேற்று மார்க்கெட் பார்த்தோம் நேற்று வந்து செல்லிங் ட்ரெண்ட் எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி தொடர்ந்து ரெட் கலரில் செல்லிங் ட்ரெண்ட் வந்து வந்துச்சு அதே மாதிரி கேண்டில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு நேற்று நல்லாவே இறங்குச்சு நேற்று கூட சொன்னோம் நிஃப்டி செல்லிங் ட்ரெண்ட் காட்டுதுன்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தோம் அதே செல்லிங் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு நேற்று மார்க்கெட் வந்து என்னதான் வந்து கொஞ்சம் டவுன் போயிட்டு ரெக்கவரி கொடுத்து ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே க்ளோஸ் ஆனாலும் மார்க்கெட் ஸ்டில் எங்களுக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் காட்டுச்சு நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஓப்பனிங்கில் டவுன் சைட் பிரேக் அவுட் கிடைக்குதான்ட்டு பார்த்தோம் பொறுமையாக தான் ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரேட் பண்ணிட்டு தூரமான புட் ஆப்ஷன் தான் எடுத்தோம் மார்க்கெட் நல்ல ஒரு டவுனில் சூப்பராக வந்து இறங்குச்சு ஸோ ஈவன் வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா five hundred thirteen thousand five hundred break out ஆகுதான்னு பார்த்தோம் அதுவும் ஆக்சுவலி பிரேக் அவுட் கொடுத்துச்சு பிரேக் அவுட் கொடுத்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுனில் இறங்கிட்டு இப்போ கொஞ்சம் ரிவர்சல் ஆகுது ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ரிவர்சல் ஆகுதுன்றனால இப்போதைக்கு போர்ஷனை வந்து எடுத்த பத்து லாட்டையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இது பத்து லாட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எடுத்ததுலேருந்து ஒரு எட்டு பாயிண்ட் அந்த மாதிரி வருது ஒரு six thousand five thousand six thousand profits போய்கிட்டு இருக்கையிலே புக் பண்ணலான்ட்டு இப்போ சிக்ஸ் தௌசண்ட் வரனால இதில் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென் லாட்ஸையும் கவர் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரேலி மார்க்கெட் வந்து நல்லா டவுன் வந்து இறங்கிச்சு ஸோ அதில் ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணோம் இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அந்த சைடு ஃபேவரபுளாக இறங்குச்சுன்னா மட்டும் என்ட்ரி எடுக்கலான்ட்டு எடுத்தோம் ஸோ இன்றைக்கி சூப்பர் ரேலி நேற்று ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட் ஒன் செகண்ட் இந்த இருக்குது நேற்று மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் வந்து ஆனால் ஹையில் கட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் லோ கட் ஆகிட்டு வந்துச்சு ஸோ அதனால தான் நேற்று கொஞ்சம் ப்ரிகாஷனாக வாட்ச் மட்டும்தான் பண்ணோம் ரொம்ப நாளாக ஆக்சுவலி நிஃப்டியை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னையிலேருந்து கொஞ்சம் மார்க்கெட் தடுமாறுது எப்பயும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸில் நிற்கிதுன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்ற மாதிரி அர்த்தம் சைட்வேஸ்னால் ஒன்றும் இல்லை இப்போ ஒரே பாயிண்ட்டு ரொம்ப ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே ஸோ நேற்று நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணோம் நேற்றுன்னு கொஞ்சம் நாளாகவே ஆக்சுவலி மார்க்கெட் வந்து தேர்ட்டின் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அந்த ரேஞ்சிலேயும் ரொம்ப ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த அந்த சமயத்தில் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் இறங்கி இறங்கி ஏறுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம் ஸோ நேற்று மார்னிங் மார்க்கெட்டில் இறங்கினாலும் ஈவினிங் மார்க்கெட் தான் வந்து ரெக்கவரி வந்து கொடுக்குது ஸோ இறங்குச்சுன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக இறங்கலாம் இல்லாட்டினா ரெக்கவரி கொடுத்தா ஈவினிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் ரெக்கவரி கொடுக்கும் அப்படின்றது தான் நாங்கள் இப்போதைக்கு வந்த ஒரு ஃபைனல் ஜட்மெண்ட் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஃபுல் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணியிருந்தோம் உங்களுக்கு இப்போ வந்து இப்போ ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ட்ரி எப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ லைவ் கால் சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதாவது க்ரீன் கலரில் இருந்தால் பை பண்ணணும் ரெட் கலரில் வந்தால் செல் பண்ணணும் அதுவே செல்லிங் பாயிண்ட் என்ன ஸ்டாப்லாஸ் என்ன டார்கெட்ஸ் என்னன்ட்டு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ஃபாலோ தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் வந்து டெய்லி ஓப்பன் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் தேங்க்யூ